okay guys I'm back with video எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஹோஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ நேற்று என்னாச்சுன்னு தெரியல என்ன கோளாராச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு போட்டோ வீடியோ நோட்டிஃபிகேஷனே போகலை போல் ஸோ என்ன ரீசனுன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது சரி ஓகே ரைட்டு இன்றைக்கி மே ஒன்றாந்தேதி அண்டு ஒரு சந்தோஷமான விஷயமும் அதை விட தாண்டி இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்பர் ஒன்று நம்ம அஜித் சாரோட பர்த்டே ஸோ ஹோல் ஹார்ட்டட்லி பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ்ன்றது நம்ம சேனல் சார்பாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுத்தே ஆகணும் ஒரு ஆக்டரை அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு ரைடிங் மேலே செம்ம பேஷன் கொண்ட ஒரு மனுஷன் இந்த மோட்டர் சைக்கிள்ஸ் காரு இந்த மிஷின் மேலெலாம் ஒரு பேஷன் கொண்ட ஒரு மனுஷன் நான் ஆக்டர்ப்பா நான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் பட் ஆனால் என்னோடய பேஷனை நோக்கியும் நான் போவேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ அவரோட ஹெல்த் இஷ்யூஸை தாண்டி ஒரு பக்கம் ஷூட்டிங் இப்போ ரீசெண்டாக ஏகே சாரோட அப்பாவும் தவறிட்டார் ஸோ ஏகப்பட்ட இக்கட்டான சுச்சுவேஷனில் அவர் இருக்கார் வெயிட் எல்லாம் போட்டு உடம்பு ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கார் பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிறந்தநாள் விஷஸ் ஃப்ரம் ஆர் சேனல் அதே மாதிரி உழைப்பாளர்கள் தினம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலிக்காக சாப்பாடை தியாகம் பண்ணி தூக்கத்தை தியாகம் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வாங்காமல் அந்த காசை வச்சு ஃபேமிலியை பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ரியல் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்க எல்லாரையும் அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மே ஒன் விஷஸ்ன்றது ஒர்க்கர்ஸ் டே நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கொடுத்துடலாம் சரி ஓகே ரைட்டு முக்கியமான கண்டென்ட்டுக்கு நம்ம வரலாம் முக்கியமான கண்டென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வருவோம் ஏகே சிக்ஸ்டி டூவோட டைட்டில் ரிவீல் ஃபைவ் ஹவர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க ட்விட்டரில் இந்த வீடியோ நான் பண்ணும்போது அதுதான் டைம் ஃப்ரேம் ஆக்சுவலாக நம்ம ஏகே சாரோட பர்த்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மிக்சடான ரியாக்ஷன்ஸ் மிக்ஸ்டான ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்டருக்கு வந்திருக்கு நம்ம உத்து பார்த்தோன்னா அந்த போஸ்டர் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது இது கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கைஃபை மூவியாக இருக்குமோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது ஏன்றது நான் சொல்கிறேன் ஸோ போஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் போட்டுருவோமா வித் கவுண்ட் டவுன் மூணு ரெண்டு ஒன்று yes this is the poster அந்த டைட்டில் ரிவீல்ன்றது விடாமுயற்சி நம்ம ஏகே சாருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்டான ஒரு டைட்டில்னு தான் நான் சொல்லுவேன் விடாமுயற்சி அப்படின்ற ஒரு டைட்டில் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா whatever the pain is அவர் என்னதான் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரகிள் அனுபவிச்சுட்டே இருந்தாலும் he is doing what he likes so அதுதான் பார்த்தீங்கன்னா மேட்ரு விடாமுயற்சி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது பண்ணிகிட்டே தான் இருக்கார் அவர் எப் ஸோ விடாமுயற்சி தான் ஏகே சிக்ஸ்டி டூ இனிமேல் ஏகே சிக்ஸ்டி டூ கிடையாது ஸோ விடாமுயற்சி இதோட அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர்னு சொல்ல முடியாது டைட்டில் ரிவீல் போஸ்டர் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அப்படின்னா ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக முறுக்கு சுட்ட மாதிரி இருக்குது ஸோ அது பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கைஃபைவாக இருக்குமோ ஒரு ஸ்கைஃபை மூவியாக இருக்குமோ இல்லை நம்ம ஏகே சார் இந்த படத்தில் ஒரு ஸ்பேஸ் ட்ராவலராக இருப்பாரோ அங்கே போயிட்டு சில விஷயங்கள்லாம் ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பாரோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு தியரிஸ் என்னோடய மைண்டில் ஓடிக்கொண்டே இருந்தது சரி ஓகே நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கண்டற வேணும் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் பட் அதெல்லாம் நம்ம உண்மைன்னு சொல்ல இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியல் டைட்டிலாக ஸோ uh, விடாமுயற்சி அப்படின்றது இதுதான் டைட்டிலா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு போஸ்டர் பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் அவர் என்ன பண்ணுறாரோ ஒரு விடாமுயற்சியாக ஒரு விஷயத்த அவர் ட்ரை பண்ணுறாரோ அதே டைட்டிலில் வச்சுருக்காங்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எனக்கு வாட் எவர் இட் இந்த ட்ரோல்ஸ் இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் so it's a it's a good title ரொம்ப கேட்சியான ஒரு டைட்டிலாக பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது விடாமுயற்சி அப்படின்றது என்னப்பா ஏகே சிக்ஸ்டி டூ அடுத்த படம் என்னப்பா உங்கள் தலை இது விடாமுயற்சிப்பா அது சொல்லும்போதே நல்லா இருக்குல்ல so it's kind of inspiring and motivating நிறைய பேரை பார்த்திங்கன்னா அப்படி தான் அந்த டைட்டில் கண்டிப்பாக பண்ணோம் all the best the entire team and மகளிர் திருமணி அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் முக்கியமாக என் தலைவன் அனிருத் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒரே பிஸி தான் ஆள் எல்லா படத்துக்கும் பார்த்தீங்கன்னா Anirudh Anirudh Anirudh see every music director has their unique flavour ஓகேங்களா ரஹமான் சார்னா ரஹ்மான் சார் தான் ஸோ அவரோட music can be matchable so இந்த படத்துக்கு இவர் தான் பண்ணணும்னா இவர் தான் பண்ண முடியும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் அவர்கள் பட் அனிருத் அவர்களால் பார்த்தீங்கன்னா he can elevate the audience ஒரு விஷயம் பண்ணுறார் அப்படின்னா இது பண்ணாதான்ப்பா ஆடியன்ஸ் எகிரி குதிச்சு ஆடுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் ஒரு பக்கம் லியோ இன்னொரு பக்கம் ஜெயிலரு இந்தியன் டூ இப்போ பார்த்தீங்கன்னா AK sixty two sorry Vidaamuyarchi so அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஒரு சுப்பீரியரான ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு நம்ம அனிருத் அவர்கள் இருக்கார் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட நான் பண்ணியிருப்பேன் நம்மளோட ஆல்பம் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பண்ணுறது அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் எப்படியாவது அதை சேர்க்கணும் ஒரு நல்ல ஒரு அப்ரோச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மே ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நம்மளோட ride north east ride so ride போகிறதுக்கு முன்னாடி சில கடமைகள் நமக்கு பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதை எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஒரு அடிஷ்னலாக ஒரு செம்ம பர்ச்சேஸ்ன்றதும் நான் ஒன்று பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் இதில் ஒரு ஆடியோ கேட்டுகிட்டு இருக்கீங்களா இது ஐஃபோனோட ஒரிஜினல் ஆடியோ எஸ் நான் ஐஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இது நம்ம வாங்கின ஃபோர்டீன் ப்ரோவில் விச் இஸ் ரியலி குட்டுங்க டக்குன்னு எடுத்தோமா ஒரு நல்ல ஒரு சினிமாட்டிக் ஃபீலில் ஒரு வீடியோ எடுத்தோமா பின்னாடி அந்த பிளரோட நல்லா இருக்குது ஆக்சுவலாக வீடியோஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோனு நான் குறை எதுவும் நான் சொல்ல விரும்பலை இந்த வீடியோ வருமே வெயிட் பண்ணுங்களேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு it's one be great great great comeback for me innovation plus சேனலுக்கு இது நான் பல மாதமாக சொல்லிட்டு இருக்கேன் but everything happens for a reason அதை நம்ம ஒன்ஸ் ரைட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாமல் மறந்து போயிடும் and I am very sorry நிறைய பேருக்கு இன்னும் ரைடு கிளம்புறியா ஸோ கிளம்புறியா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க விடாமுயற்சியோட நம்ம இந்த விஷயத்த பக்காவும் முடிக்கிறோம் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க கைஸ் அண்ட் இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன் அண்ட் uh, வேறு ஏதாவது இதில் மறந்துருந்தால் மன்னிச்சிருங்க and once again happy birthday to நம்ம தலை சார் நம்ம ஏகே சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஒர்க்கர்ஸ் டே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு peace out and stay safe ஸ்டார்ட்டாக தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி